ஜெய் சாய்ராம் இன்றைக்கி வந்து நார்த்தம் பழ ரசம் வந்து பண்ண போகிறோம் இது வந்து நார்த்தம் பழம் நல்லா கொஞ்சம் வந்து பழுத்திருக்கு அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து இந்த ரசம் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சேன் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு வந்து வேக வச்சு தண்ணி விட்டு இது வந்து கலந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் இது வந்து பூண்டும் கருகாப்பிலையும் இடித்து வச்சுருக்கேன் இது மிளகு தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் வேணும் இது வந்து தனி மிளகாத்தூள் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து அதை எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா இது வந்து கல் உப்பு இது வந்து வெல்லம் இதை வந்து இப்போ தக்காளியை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் பசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக ரொம்ப அழுத்தி பசையணுன்ட்டு இல்லை பசைஞ்சிட்டு கருகாப்பில் இது மிளகு ஜீரகத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கையில் வந்து கொஞ்சம் கலந்து விடுங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் அந்த இது இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பு தண்ணியில் இந்த கொத்தமல்லியை போட்டுக்கலாம் கொத்தமல்லியை போடுறேன் இப்போ வெல்லம் போடுறேன் கல் உப்பு போடுறேன் இப்போ இதை வந்து நல்லா உங்கள் கையால் நல்லா இது பண்ணி கசக்கி விடுங்க அப்படின்னா அந்த கொத்தமல்லி தலையோட வாசம் வந்து இந்த பருப்பு தண்ணியில் வந்து உங்களுக்கு நல்லா இறங்கிரும் நார்த்தம் பழத்தையும் நம்ம வந்து நறுக்கி ஜூஸ் பண்ணி பண்ணி வச்சுக்குவோம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் இதை ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன் இது வந்து பச்சை வாசம் வந்து நல்லா போகட்டும் தக்காளி வந்து நல்லா வேகணும் அதனால் அது வரைக்கும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ தக்காளியெலாம் நல்லா வெந்து கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து பருப்பு தண்ணி கலக்கி வச்சோம் இல்லையா இப்போ அந்த பருப்பு தண்ணியை வந்து இதில் விட வேண்டியதுதான் இதிலே நான் வந்து உப்பு வெல்லம் எல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து குடிச்சு பார்த்துட்டு கடைசி உங்களுக்கு நீங்கள் போட்ட உப்பு வந்து அளவு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்க வேண்டியதுதான் இப்போ வந்து நார்த்தம்பழ ஜூஸை வந்து நம்ம ஊற்றக்கூடாது இதை வந்து நம்ம அடுப்பில் இருந்து இறக்குனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் சூடு தனியட்டும் தனிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஜூஸை வந்து விடலாம் பருப்பு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்துருச்சு நான் இதை வந்து எடுத்துடுறேன் இப்போ நம்ம வந்து தாளித்து கொட்டலாம் நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு போடலாம் கடுகு வெடிச்சிருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும் எடுத்து இதில் ரசத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ரசம் நான் வந்து இந்த நார்த்தம் பழத்தை வந்து இந்த மாதிரி ஜூஸ் ஒரு பழத்துக்கே இவ்வளோ ஜூஸ் வருது அதனால் நீங்கள் பார்த்து விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி பண்ண ரசமே வந்து இந்த அளவுக்கு தான் இது வந்து ஒரு நல்லா ஒரு மூணு பேர் நாலு பேர் வந்து சாப்பிடலாம் நார்த்தம்பழம் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசமே ரொம்ப நல்லா இருக்குது நார்த்தம்பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நீங்களும் நார்த்தம்பழம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ